உன்ன சாக்ஸ் போடுதா நான் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சா ஏ ப்ளஸ் ப்ளஸ் எல்லாமே ஏ ப்ளஸ் தான் ஏதோ ஒன்று ரெண்டு ஏ மியூசிக் அண்ட் கேம்ஸ் எல்லாமே ஏ ப்ளஸ் கூட ரிப்போர்ட் கார்டு எல்லாமே ஏ ப்ளஸ் தான் அர்ஜுன் set Yeah. coming. Let's see this. Can you move? No, no, color. -oh. You order. Nice You go to color this. it's joy. No, Pa. Dad, don't touch. Light W. W pink color. Only black का होती है. अब पता मैं जान. Gigi's. No. मैंने कितना वन में டீச்சர் காப்பி அடிச்சிருக்காங்க